வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு thirty seven thousand five sixty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைடில் இருக்குது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி இருக்கும் பையிங் டென்னா க்ரீன் கலர் செல்லிங் டென்னா ரெட் கலர்ன்ட்டு ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஓப்பன் ஆகும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அதனால் red colour candle sell at thirty seven five fifty எயிட்னு வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம ரெட் கலர் கேண்டில் வந்தோடனே என்ட்ரி வந்து எடுத்துடலாம் ஆப்ஷன் பை பண்ணுறீங்கன்னா புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிடலாம் அடுத்து டார்கெட்ஸ் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கீழே ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த லைன் வர்ற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணலாம் ரோபோட் ட்ரேடிங்கும் வந்து பண்ண முடியும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்திருக்கு thirty seven thousand five fifty eight point thirty தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இருந்துச்சு டார்கெட் பார்த்தீங்கன்னா thirty seven thousand four sixty four point ஃபார்ட்டின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ மார்க்கெட் அகைன் டவுன் சைட் வருது இப்போ டார்கெட் ப ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது டார்கெட் இப்போ ரீச் அவுட் ஆயிருக்கு so thirty seven five fifty எயிட்டில் வந்தது thirty seven thousand four sixty three வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி சார்ட்டில் ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒன் மினிட்குள்ளே வந்து டார்கெட்டும் வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு மெசேஜ் அனுப்புங்க ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே அதாவது நேற்று செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட் ஆயிருந்துச்சு ஸோ அதையும் வந்து ஷோ பண்ணுறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டிக்கு வந்து வந்திருக்கு தேர்ட்டி செவன் ஃபைவ் ஃபிஃப்டி செவனில் வந்தது கண்டினியூஸ் ரைசிங் தான் நேற்று ஈவினிங் மார்க்கெட் தெரிஞ்சது தான் ஸோ அந்த ரைசிங்கில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ரைஸ் ஆனால் தேர்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஏறிச்சு நேற்று ஓவராக ரைஸ் ஆனதுனால இன்றைக்கி ஓப்பனிங்கே டவுன் சைடில் போயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா bank nifty thirty eight thousand put option thirty thousand put option பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோரில் நமக்கு பைக்கால் வந்திருக்கு வந்தது இப்போ கூட ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர்டீன்லாம் வந்து தாண்டியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி இன்னும் அந்த ஃபஸ்ட் டாரட்குள்ளே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ